யுவராணி உங்களை பயம்படுத்திய சம்பவம் என்ன ஓகே இது வந்து என்னோட டிப்ளமா லாஸ்ட் இயரில் நடந்தது நான் இன்னும் என் ரூம்மேட்ஸ் எல்லாம் இருக்கிறப்ப ரொம்ப அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட் சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அந்த டைமில் ஸோ என்னோட காய் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க அப்போ அவங்க ரொம்ப அந்த டைமில் அவங்களும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்ப சரி வாங்க ஒரு லாங் ட்ரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாலாம்லேருந்து பிடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் எனக்கு சரி ஞாபகம் இல்லை நினைக்கிறேன் பத்து மணிக்கு மேலே தான் கிளம்பணும் ஸோ கிளம்பி போயிட்டோம் கீடிக்கு போயிட்டு உள்ள பஞ்சாயத்துலாம் போயிட்டு நண்டு எல்லாம் பிடிக்க விளான்ட்டு அப்படியே கிளம்பிட்டு பசிக்குது சொல்லிட்டு சாப்பிட போகலாம் அப்படின்னு பண்ணுறப்ப என்னோட கை ஃப்ரெண்ட் சொன்னாங்க இங்கே ஒரு கேப்சி இருக்குது twenty four hours KFC so நம்ம அங்கே போகலாம் அப்படி சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச பதிலாக போறான்னு சொல்லிட்டு போங்க போனார் ஸோ அவர் வந்து போன அந்த பாதை வந்து ஒரு மாதிரி காட்டு பாதையா இருந்துச்சு ஒன் வேர் போகிறது காடி போகிறது வருமா அந்த பாதையாக இருந்துச்சு ஸோ அந்த நாங்கள் போய்க்கிட்டு இருக்கோம் டிரைவர் சீட்டில் என் கை ஃப்ரெண்ட் உட்காந்துருந்தாங்க அது பக்கத்தில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் அவங்க பின்னாடி நான் கார்னர் தான் நான் உட்காந்து டிரைவர் சீட் கார்னரில் வந்து என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் உட்காந்துருந்தாங்க ஸோ நாங்கள் நாங்கள் பின்னாடி வந்து ஃபோன் பேசிக்கிட்டு நாங்கள் பேசிக்கிட்டே வந்தோம் ஸோ நாங்கள் போன பாதை வந்து ஒரு பத்து நிமிஷமாக அந்த பாதையை நாங்கள் வந்து அந்த பாதையிலே தான் நாங்கள் போய்கிட்டு இருந்திருக்கோம் நான் அப்பா நான் ரியலைஸ் ஆகலை நாங்கள் அந்த பாதிலேயே போய்கிட்டு இருக்கோம் சொல்லிட்டு போன் யூஸ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறப்ப ஒரு பத்து கிட்ட போய்கிட்டு இருக்கிறப்ப என்னோட என் பக்கத்தோட ஃப்ரெண்ட் சொல்லுவான் கூப்பிட்டு இந்த மாதிரி அவங்க பேர் ஷாமனுக்கு அந்த காரி ஓட்டுறவர் ஷாமன் கூப்பிட்டு ஷாமன் இந்த மாதிரி நம்ம இந்த பாதிலேயே ஒரு பத்து நிமிஷமா வந்துகிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருக்கு ஷாமன் அப்படின்னு அவங்க எனக்கும் அதே மாதிரி ஒரு ஃபீலா தான் இருக்கு லிண்டா அப்படின்னு சொன்னாங்க சோ அப்புறம் தான் நான் போன் எடுத்து பாக்குறேன் ஆமா ரொம்ப நேரமா இந்த பாதையில தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் எங்க போகுது இந்த பாதை சொல்லிட்டு நாங்களும் சுத்தி சுத்தி சுத்தி நாங்களும் வளைச்சு வளைச்சு வரோம் எங்களுக்கு கிரை எங்களுக்கு அந்த பாதியிலே தான் கூட்டு கொண்டு போய்கிட்டு இருக்கு அவ்வளோ நேரம் ஒரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த பாதிலேயே நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் பட் எங்களுக்கு வந்து கிரை ஜல குண்டு மாரி சுத்த போயிடுச்சு எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒன்று என் ஃப்ரெண்ட் வந்து சொன்னாங்க ஷாமில் எனக்கு என்னமோ இது சரியா படலை நம்ம வளைச்சிட்டு எப்படியாச்சும் ரோட்டை கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம் ஷாமன் சொல்லிட்டு ஸோ அவங்க என்ன பண்ணாங்க சரி அந்த டைம்ல காடு எது வந்தாலும் அவர் அங்கேயும் வளைச்சி வந்தாரு வளைச்சு வளைச்சு வளைச்சு வர்றப்ப அதே பாதையில தான் போய்கிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சால தேவாஸ் ஆயிடுச்சு நம்ம எங்கேயும் இப்போ விஷமா மாட்டிக்கிட்டோம் என்னமோ இங்க இருக்கு அப்படின்னு ஸோ என்ன பண்ணோம் வ வளைச்சிட்டு வந்துகிட்டு இருந்தோம் பாருங்க டிரைவர் சீட் கோனர் அவர் டிரைவர் சீட் வரப்ப நான் ரியலைஸ் பண்ணல நான் பார்த்தது வந்து ஒரு மோட்ரு ஒரு ஆள் நிக்கிறது மட்டும்தான் நான் பார்த்தேன் பட் எங்க ரெண்டு ஃப்ரெண்ட் அந்த டிரைவர் ஓட்டுறவனா அவங்க பின்னாடி வருவோம் அவங்க சைட்ல தான் அவங்க சைட்ல தான் நல்லா பார்த்தாங்க அங்க நின்னுகிட்டது தலையில்லாத முட்டம் என்னோட வீட்டுக்கு உட்காந்துட்டு ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஐய் அப்படின்னு அவனே இல்லை எங்க பின்னாடி இவங்க அவங்க வந்து அவங்க பேர் நிஷா இஷா கொஞ்ச நேரம் எதுவும் பேசாத ஒன்னும் பேசிடாத தயவு செஞ்சு காலிய மட்டும் பாத்துடுவா நேரம் மட்டும் பாத்துடுவான்னு பாத்துட்டாங்க நான் பாக்கல நான் நல்லா பாக்கல பார்த்தது என் கூட்டாளி இன்னும் ஃப்ரெண்டு தான் அவன் எங்களோட என்னோட அந்த லிந்தான் அவங்க வந்து இந்து முஸ்லிம் அவங்க ஒண்ணு அவங்களோட சாமி எல்லாம் கும்பிட இருந்துச்சு நாங்க எங்க சாமி எல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு பாதையை காமிச்சது தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு எங்க விஜயாக்கா வச்சிரு அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் அந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான் ஒரு ஒரு வெளிச்சம் கிடைச்ச மாதிரி ஒரு ரோட் லைட் கிடைச்சி அதை ஈக்குவட் பண்ணி அதுல அதுலேருந்து வெளியாயிட்டோம் அதுக்கப்புறம் சாப்பாடு வேணாம் ஒண்ணு வேணாம் சொல்லிட்டு நேரம் ஹாஸ்டலுக்கு கிளம்புன்னு ஹாஸ்டலுக்கு கிளம்பி வந்துட்டோம் நாங்க அந்த நல்ல வேணாம் நான் வந்து தலையில்லாத தடையில்லாத முண்டை தான் நான் பார்க்கல என்னோட ரெண்டு ஃப்ரெண்டு மட்டும் தான் பார்த்தாங்க மேபி அது இருட்டா இருட்டா இருந்தனால சரியா தெரியாம இருந்திருக்குமோ இல்ல மேமா அவங்க அவங்க அடிச்சு சொன்னாங்க நான் என்னால என்னோட ஃப்ரெண்டு வந்து அவங்க கொஞ்சம் அந்த சோழர் தாண்டி இதெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் இது அவங்க பாட்டி வந்து ஜம்பி இது அப்படின்னு அப்படின்னோடனே அவங்களுக்கு அந்த கொஞ்சம் இது இருக்கு தெரியும் அவங்களுக்கு கேட்கணும்னு நிறைய இது பார்த்துருக்காங்க ஸோ அவங்க அடிச்சு சொன்னா நான் பார்த்தேன் அப்படின்னா அவங்க பார்த்து அவங்க அடிச்சு சொன்னா ஓகே ஏதோ இது பண்ண அந்த டிரைவர் சீட் அவரும் பார்த்துட்டு நானும் பார்த்தேன் இவா அப்படின்னு அவரும் ஆள ஆரம்பிச்சிட்டாரு சரி இந்த இடத்துல நம்ம இருக்க வேணாம் சொல்லிட்டு நாங்க வெளியாயிட்டோம் அந்த இடத்த விட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு வேணாம் ஒண்ணு வேணாம் சொல்லிட்டு ஒரு ஒரு லாங் டிரைவ் அப்படி ஒரு எண்ணத்தையும் நாங்க அதுல இருந்து மறந்துட்டோம் நல்ல வேலை பாதி வெளியில பெட்ரோல் தீந்து போகாம போனுச்சே அந்த ரோட்ல நடு ரோட்ல வெயிட் பண்றீங்களாம் பார்த்தா அந்த தலையில்லாத வந்து நான் தும்பாங்கு அப்படின்னு வந்து கேக்குதா நான் தும்பாங் தடே அப்படின்னு வேணாம் பிரதர் நீங்க உங்க வழிய பார்த்து போனீங்க நாங்க இங்க வழிய பார்த்துட்டு போயிடுவோம் பிரதர் அது கேட்க முடியாது உங்ககிட்ட கேட்க முடியாது ஏன்னா அதுக்கு தான் தலை இல்லையே ஐயோ அக்கா வேலையை பார்த்துருக்கீங்களா அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கலாம் வாட்ஸ்அப் பண்ணுங்க பூஜ்ஜியம் மூன்று ஆறு நான்கு ஒன்பது ஒன்று மூன்று மூன்று மூன்று மூன்று பெயர் அதுக்கப்புறம் ஹேஷ்டேக் எம்டி அப்படின்னு டைப் பண்ணிருங்க அப்படி நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க எஸ் ஒய் ஓகே லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம் சொல்லுங்க திரு திலீப் என்ன நடந்தது ஓகேக்கா அப்ப வந்துட்டு எனக்கு வந்துட்டு பதினேழு வயசு அப்ப நான் எஸ்பிஎம் முடிச்சுட்டு வேலை வந்துட்டு தேடிக்கிட்டு இருந்தேன் நானு கூட்டாளி எல்லாம் அப்போ வந்துட்டு இன்னொரு கூட்டாளி மூலியமா வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு என்டி இல்ல நாங்கள் அப்போ நான் என்னோட இன்னொரு கூட்டாளி ரெண்டு பேர் போனோம் வேலை செய்யும் போது அங்கேயே வந்துட்டு ரூம் எல்லாம் கொடுத்துருவாங்க அங்கே போனதுல வந்துட்டு அப்போ அங்கே கெனால் பண்ணி நாங்கள் நாலு தமிழவங்க வந்துட்டு ஒரே ரூம் எடுத்துக்கிட்டோம் அப்போ நான் என்னோட கூட்டாளி லுபேனு அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் எங்க பக்கத்து ரூம் வந்துட்டு கோசம் அது எப்படின்னாக்கா அந்த ரூம் எப்படி இருக்குன்னா வந்துட்டு அட்டாச் பாத்ரூம் ரெண்டு ரூமுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ வந்துட்டு எங்கள் பக்கத்து ரூம் வந்துட்டு கோசம் அப்போ எங்களுக்கு தெரியாது யா கோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வியாசா போல் வந்துட்டு வேலை பார்த்துட்டு அந்த மாதிரி இருப்போம் அப்போ நாளாவ நாளாவ வந்துட்டு ரொம்ப வந்துட்டு டிஸ்டர்பன்ஸு எப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இல்லை ஏன்னா நான் அவ்வளோ சீக்கிரமாக பயப்பட மாட்டேன் என் கூட்டாளிக்கு வந்துட்டு சுத்தமெல்லாம் அப்படி கீரலா இருக்கும் காலைல ஏறிச்சு பார்த்தாக்கா அவன் குளிக்கிறப்ப சொல்லுவான் இந்த யார் கீர்னா என் உடம்புல என்னடா அப்படி எரியுது என் உடம்புலாம் பார்த்தாக்கா நாங்களும் பார்க்கும்போது அவன் முதுகெல்லாம் கீரலா இருக்கும் அப்புறம் சரி அப்படியே நாளாவ நாளாவாக்கா நாங்கள் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு வாட்டி வந்துட்டு என்ன பண்ணிச்சு மணி ஒரு வீடியோ கால் ஒரு ரெண்டு மணி இருக்கும் எல்லாம் நாங்கள் நாலு பேர் ரூமில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கோம் பாத்ரூம் கதவு வந்துட்டு யாரோ தட்டின மாதிரி இருந்துச்சுக்கா இல்ல எல்லாமே நாலு பேர்த்துக்கு கேட்டுச்சு அந்த பாத்ரூம் கதவு தட்டுற மாதிரி அப்போ நான் எழுந்திரிச்சிட்டேன் எழுந்திரிச்சிட்டோட என் கூட்டாளி வந்துட்டு உடனே வந்துட்டு என்னை கூப்பிட்டான் டே திலீப் பாரு யாரும் தட்டுறாங்க அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு கொஞ்சம் எங்கள் மாமா கூட இது பண்ணனால எனக்கு கொஞ்சம் அந்த விஷயம்லாம் தெரியும்க்கா அப்போ நான் சொல்ல யாரும் கதவு திறக்காதீங்க இப்போ ஆளாக இருந்துச்சுனாக்கா நம்ம முன்னாடி கதவு தான் தட்டுவாங்க இது வந்துட்டு பாத்ரூம் கதவு இங்க பக்கத்து ரூம் தான் கோசம் மச்சு யாருமே இல்லை யாருமே அந்த ரூமுக்கு போக முடியாது அப்போ வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம் வந்துட்டு அந்த ரூம் பற்றி தெரியாமல் ஒரு நாள் நாங்கள் என்ன போயிட்டோம் அங்கே போயிட்டு சும்மா ராத்திரி நேரத்துல லேப்பா பண்ணுறது ரூம் கோசமாக சுட்டு லேப்பா பண்ணுறது அந்த மாதிரி அப்போ அந்த ஒன்ஸ் அந்த ரூம் பத்தி நாங்கள் திறந்து உள்ளே போயிட்டோம்ல அதோட வந்துட்டு இன்னும் தருவா அதான் வந்துட்டு ஒரு மணி ஒரு ரெண்டு மணி போல் வந்துட்டு வந்து கதவு தட்டுனுச்சு தட்டிட்டோட என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்கள் எல்லாம் படுத்துட்டோம் நாலு பேருமே ஆனால் எழுந்திருச்சிட்டோம் அப்படியே வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம்க்கா யாருனாலையும் சரியாக தூங்க முடியாது கெட்ட கெட்ட கனவு வரும் திரும்ப என் கூட்டாளிக்கு முதுகெல்லாம் வந்து கீரல் உண்டு கிடக்கும் அப்படியே என்னடா இதுன்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணாங்க எனக்கு வந்துட்டு வேலை லேட்டாக முடிஞ்சு அன்னைக்கு ஒரு நாள் என்னோட கூட்டாளிங்க மூணு பேர் என்ன பண்ணிட்டாங்க அவங்க சாப்பிட போயிட்டாங்க அப்போ நான் மட்டும் தான் ரூம் ஒண்டியா இருந்தேன் வேலை முடிச்சுட்டு நான் தான் வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டு குளிக்கலாம்னு சொல்லிட்டு சரி குளிச்சுட்டு போய் சாப்பிட சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போனேன் அப்போ எனக்கு வந்துட்டு தடுப்பாயிருச்சு என்ன அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் நான் ஒண்டி போயிட்டு அந்த ரூம் கதவை திறந்துட்டு பாத்ரூம் வழியா அந்த ரூமுக்கு போயிட்டு என்னதான் உனக்கு வேணும் நீ யாரு ஏன் வந்துட்டு தேவையில்லாம எங்களை இது பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு சரி நீ வந்துட்டு அவ்வளவு பெரிய ஆள்னா என்கிட்ட வந்து காமின்னு சொல்லிட்டு சவாவை பண்ணிட்டேன் சாவா பண்ணிட்டோட அதோட ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லக்கா உண்மையு சொல்லணும் அதோட ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்ல இல்லக்கா வைப்ல அதோட தான் கதையே இருக்கு அதோட டிஸ்டர்பன்ஸ் யாருக்கும் இல்ல சரி அப்ப என்ன பண்ணேன் எல்லாம் லீவ் கிடைச்சதோட எல்லாம் ஹோம் டவுன் பழைய பண்ணிட்டோம் ஹோம் டவுன் பழைய பண்ணிட்டோட நான் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு விடிய காலிலே வந்துட்டு நான் கலைஞ்சிருவேன் இப்ப எங்க அம்மா என்ன பண்ணாங்க எனக்கு வந்துட்டு இந்த கோழி ஈரல் வந்துட்டு கல்லீரல் வந்துட்டு பெரட்டி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப என்ன பண்ணிட்டேன் எங்க அம்மா வந்துட்டு என்ன பண்ணாங்க காலையில சமைச்சு கொடுத்து அனுப்பிட்டாங்க நானும் விடிய காலில வந்துட்டேன் விடிய காலம் வந்துட்டு ரூம்ல நான் ஒண்டி தாங்க இருப்பேன் ரூம்ல உட்காந்து ஒண்டியா சாப்பிட்டுட்டு படுத்திருந்தேங்க ஓகே பாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சு உங்க கதையில என்ன ட்விஸ்ட் நடந்துச்சுன்னு நம்ம பாக்கலாம் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க ஓகேக்கா ராகவில் இது மர்ம தேசம் திலீப் அவருடைய பதினேழு வயசில் நடந்த ஒரு அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்கிறாரு அவர் வந்து கந்திங் ஹைலண்ட்ஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ரூம்ல நாலு பேர் தங்கியிருக்காங்க ஏற்கனவே ஒரு தடவை வந்து யாருமே இல்லாத பக்கத்து ரூம்ல இருந்து பாத்ரூம் டோர் கதவு அடிச்ச சத்தம் நிறைய டிஸ்டர்பன்ஸ் அவருடைய ஃப்ரெண்ட் உடம்புல கீரல் காயம் இந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தது அப்புறம் ஒரு நாள் இவருக்கு கோவம் வந்து ஏன் இப்படி பண்ற முடிஞ்சா தைரியம் இருந்தா உன் முகத்தை காட்டு அப்படின்னு சவால்லாம் விட்டுருக்கிறாரு இருந்தார் அதுலேருந்து அவருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்புறம் எல்லாரும் ஹோம் டவுனுக்கு போனாங்க போயிட்டு வந்ததோட அம்மா வந்து இவருக்கு பிடிச்ச கல்லீரல்லாம் சமைச்சு கொடுத்துருக்காங்க இவர் ரூமில் சாப்பிட்டுட்டு தனியாக இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நடந்தது திலீப் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு சரி தூங்குவோம் சொல்லிட்டு நான் எங்களுக்கு வந்துட்டு லீவ் முடிய போதுன்னா திரும்ப ராத்திரி வேலை தான் எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ வந்துட்டு சரி கொஞ்ச நாள் படுத்து தூங்குவோம் தூங்கினாக்கா அப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படியே நம்ம வந்துட்டு நான் முழுசா தூங்கலக்கா நம்ம அப்படியே சும்மா வந்துட்டு தூக்க கலக்கத்துல இருக்கும்போது அப்படியே தூங்குவோம் அரை தூக்கத்துல இருப்போம் ஆனா நம்மளுக்கு தெரியும் யாராச்சும் இது பண்றாங்களா அப்படின்னு திடீர்னு வந்துட்டு எனக்கு ஒரு குரல் கேட்டுச்சுக்கா என்னன்னா வந்துட்டு நீ என்னை பாக்கணும்னு சொன்னதானே திரும்பி உன் சோத்து கை சைட்டு திரும்பி பாரு நான் அங்கதான் இருக்கேன் அப்படின்னு தமிழ்ல ஆஹ் ஆ என்னடா இது குரல் கேக்குதுன்னு யாரு என்ன இங்க கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பினாக்கா திரும்பினோடக்க அப்படியே நான் ஜே ஃப்ரீஸ் ஆயிட்டேன் என்னால் எதுவுமே செய்ய முடியல கை காலில் அப்படியே கட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு என்னால் அறவே நவர முடியல என்னதான் பாத்தீங்க அதுதான்க்கா உண்மையிலேயே அப்பதான் லைஃப நேரடியா பாக்குறேன் ஒரு பொண்ணோட உப்பம் பக்கத்துல அப்படியே நின்னுட்டு கருப்பு உருவம்க்கா அப்படியே எனக்கு தெரியுது கபட் பக்கத்துல அப்படியே நிக்கிது ஏன்னா நான் ரைட் ஹேண்ட் சைடு திரும்பி படுத்தினா எனக்கா அந்த அப்பதான் நான் உண்மையிலேயே லைஃப்லயே பயந்தது அதுதான் ஏன்டா தேவையில்லாம வாய் விட்டு இருந்துச்சு அப்ப அதேதான் தான்க்கா ஏன்டா தேவலாம வாயை விட்டோம் அப்படின்னு எனக்கா என்ன செய்யுது ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்புறம் தான் வந்துட்டு எதுவுமே என்னால செய்ய முடியல நான் சாமி மந்திரம் படிக்கிற வாயெல்லாம் உளருது மண் கூட என்னால் படிக்க முடியலக்கா அந்த டைம் பதினேழு வயசு மந்திரம் கூட படிக்க முடியல வாயெல்லாம் உளருது அப்புறம் என்ன பண்ணுவோம் மண்ணு கட்டி எப்படியோ வந்துட்டு சாமி மந்திரம் எல்லாம் படிச்சு இது பண்ணிட்டு ஆனா கடைசியா சாமி மந்திரம் படிச்சுட்டு கடைசியா ஒன்னே ஒன்னு சொன்னேன் இதுக்கப்புறம் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் என்னை மன்னிச்சிரு நான் மன்னிப்பு கேட்டோட தான்க்கா என்ன விட்டுச்சு விட்டுச்சுன்னு எனக்கு புரியல அது உங்க மேல ஏறி உட்காந்து இல்லக்கா என்னோட பக்கத்துல நிக்கிது அது நான் தான் கேட்டல உனக்கு தைரியமா இருந்தா உன் உருவத்தை வந்து காமின்னு சோ அது என் பக்கத்துல நின்னு அது உருவத்தை வந்து காமிக்குது என்கிட்ட நான் என்ன என் மேல ஏறி உட்கார்ல எதுவுமே செய்யல அது என் பக்கத்துல நிக்கும் போதே எனக்கு வந்துட்டு அப்படியே உடம்புல ஃப்ரீஸ் ஆயிருச்சு ஒன்னும் செய்ய முடியல எதுவுமே செய்ய முடியல நான் சாய் மந்திரம்லாம் படிக்கிறேன் வாயெல்லாம் உளருது கடைசியா சாய் மந்திரம் படிச்சு அப்படி இப்படின்னு படிச்சு நான் மன்னிப்பு கேட்டேன் இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உன்னை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் என்ன மன்னிச்சுன்னு சொன்னா விட்டுச்சு ஏன்னா நெஞ்செல்லாம் படபடன்னு ஆகி ஓடிட்டேன் ரூம் ரூம் திறந்துபிட்டு ஓடிட்டேங்கா ஓடிட்டு வெளியே ரூம் வெளியே உட்காந்துட்டு நின்றுட்டு பாத்துக்கிட்டு இருந்த ரூம் போலாமா வேணாமா அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் பயப்பட மாட்டோம் ஆனா அதுதான் லைஃப்ல உண்மையிலே பயந்தது அப்புறம் என்ன பண்ணேன் ரூமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா கொடுத்த டப்ப வேற எல்லாம் அப்பதான் கழுவி வச்சேன் அப்ப ஒரு போனா போது சொல்லிட்டு எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு குப்பை தொம்புல தூக்கி போட்டு அதோட தூங்கவே இல்லை என் கூட்டாளிங்க வர வரைக்கும் நான் தூங்கவே இல்லை அப்படியே இருந்தேன் அதுக்கப்புறம் பண்ணல அது அதுக்கப்புறம் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணலக்கா அப்புறம் தான் பக்கத்து ரூம்ல என்ன கதைன்னு விசாரிக்கும் போதுதான் தான் யாரோ வந்துட்டு கப்பல்ஸ் இருந்திருக்காங்க போல அவங்களுக்கு என்னமோ பேரச்சனால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு அப்படின்னு கேள்விப்பட்டோம் அதுதான்க்கா அதுக்கப்புறமும் அந்த இடத்துல இருந்தீங்களா அதுக்கப்புறம் நாங்க அஞ்சு மாசம் கான்ட்ராக்ட் முடிஞ்சாதான் நாங்க கிளம்பிட்டோங்க மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க பூஜ்ஜியம் மூன்று ஆறு நான்கு ஒன்பது ஒன்று மூன்று மூன்று மூன்று மூன்று உங்க பெயர் அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் எம் டி அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க எஸ் ஒய் ஓகே லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம் ராகாவில் கீதாவுடன் மர்ம தேசம் நிகழ்ச்சியை ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் தடவை பாட்காஸ்ட் அதாவது ஆன்லைன் வாயிலா கேட்டிருக்கீங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் இந்த ரெக்கார்ட் இந்த சாதனைக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஸோ மச் ராகாவில் மர்ம தேசம் சொல்லுங்க திரு சிவா என்னதான் பாத்தீங்க என்ன நடந்துச்சு ஓகே இது வந்து நான் வந்து கேம்பஸில் வந்து படிச்சுட்டு இருக்கும் போது two thousand thirteen not mistaken two thousand thirteen அப்போ வந்து எங்களோட ஃபேக்கல்ட்டி வந்து ஐ மீன் நாங்கள் லோரவங்க லோரவங்க தங்குவோம் ஐ மீன் லைக் எங்களோட டிபிபி சொல்லுவாங்க ஸோ அது பிறகு தங்குவோம் ஸோ அந்த டிபிபி வந்து பியில் வந்து டூ பாய்ஸ் எங்கள் காலேஜ் நாங்கள் இண்டியன்ஸ் ரெண்டே பேர் தான் தங்குவோம் எங்கள் சைடில் வந்து ஒரு ரெண்டு பேர் அது வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குல்ல அவங்க தள்ளி ஐ மீன் லைக் தள்ளி இருப்பாங்க அவங்க அப்போ ஒரு நாள் என்ன நடந்துச்சு நானும் என்னோட ரூம்மேட்டும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது இப்போ எனக்கு கால் பண்ணுங்க நான் ரூமுக்கு வரடா அப்படி சொன்னாங்க அப்போ வந்து நான் கால் பண்ணி சரி வாங்கடா மிட் நினைக்கிறேன் மிட் செமஸ்டர் நினைக்கிறேன் எங்களுக்கு எக்ஸாம் வரும்போது நினைக்கிறேன் அந்த டைம்ல ஸோ இங்கே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் அரட்டை அடிச்சுட்டு அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்க டைமில் ஒரு மணி ஒரு பத்தரை மணிக்கு வந்து இன்னொரு ஃப்ரெண்டு வேற இடத்துல இருந்து பெரும்பாலும் என் ரூம்ல தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க டைம் எல்லாமே ஸோ அவனுக்கு கால் பண்ணி இந்த ரூமுக்கு வரடா அப்படின்னு சொன்னாங்க சரி சொல்லிட்டு ஒரு இந்த அது ஒரு சின்ன ஒரு ரெண்டு பேர் தங்க ரூம்ல வந்து ஒரு ஏழு பேர் நினைக்கிறேன் ஏழு பேர் கேதர் பண்ணி படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்ப மணி ஒரு பதினொன்றரை இருக்கும் அப்ப வந்து என்னோட பக்கத்துல ஃபேக்டரி சொன்னேன் அது ரெண்டு பேரு நான் ரூமுக்கு போறேன்ல மணி ஆயிடுச்சுன்னு சொன்னானுங்க அப்ப நான் சொன்னேன் வேணாம் இல்ல போவாதீங்க மணி ஆயிடுச்சு ரொம்ப ஏன்னா வந்து கேம்பஸ்ல வந்து நிறைய ஒரு விபரீதமான சம்பவம் நடந்துட்டு என்னோட சீனியர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது ஒரு சுடுகாடா இருந்த இடம் இருபத்தஞ்சு வருஷம் எனக்கு எக்ரிமெண்ட் போட்டு அதெல்லாம் உண்மையா போய் எனக்கு தெரியல ஒரு எக்ரிமெண்ட் பேஸ்ல நடந்தது ஸோ இந்த எக்ரிமெண்ட் முடிஞ்சுதான் நீங்களாம் வந்திருக்கீங்க அதுக்கு பிறகுதான் நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு ஸோ பஸ்ல வந்து முப்பது பேர் ஏத்திட்டு பஸ் கோசமா போயிருக்கு விடிக்கல மாதிரி விஷயம்லாம் சீரியஸ் பார்த்து தான் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்ப அது ஒரு பெரிய என்னோட கேட்ட தங்குற இடம் வந்து பின்னால வந்து பெரிய காடு ஸோ அது வந்து குறுக்கு வழியை வந்து யூஸ் பண்ணாம நம்ம சீக்கிரமா அடுத்து அந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா பண்ணா அது போயிடலாம் அது வந்து மிட் நைட்ல வந்து யூஸ் பண்ணக்கூடாது நிறைய வாட்டி சொல்லிட்டேன் ஃப்ரெண்டுட்ட ஆனா அவங்க சிம்பிளா இது யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க சரி நான் தாங்க இருந்தாலும் என்னோட தலைகணி போரும் நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதாவது யார் போனேன்னா என்னோட ரூம்மேட்டும் அவரும் போயிட்டாங்க ஓகேங்களா அப்ப நான் இன்னும் இப்போ பேலன்ஸ் பண்ண வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மணி பாக்குற மணி பாக்குற மணி பன்னெண்டு நாற்பது ஆயிடுச்சு ஒரு பால் வந்து ஃபோன் பண்ற ஃபோன் எடுக்கல சரி என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு சரி போய் பார்க்கலாம் அவங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சாமி கும்பிடுவேன் ஐ மீன் அந்த வைப்ரேஷன்லாம் இருக்குல்ல அம்மா அப்பா சொல்ல வச்சு நான் கொஞ்சம் சாமி பேஸ் பண்ணி இருக்கனால என் ரூம்ல சாமி படம் அந்த மாதிரி விஷயம்லாம் வச்சு நான் சாமி கும்பிட்டுட்டு இருப்பேன் அப்போ சரி என்னமோ ஆச்சு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் நான் சுத்திட்டு போல நானும் என்னமோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல வந்தாங்களே அடுத்த கேம்பஸ்ல வந்த பையனை கூட்டிட்டு நான் அந்த கூறுக்கு பதிலே போய்கிட்டு இருக்கேன் குறுக்கு பாதையிலேருந்து போயிட்டு இருக்கும்போது அந்த ரூம் அவங்க ரூமு கீழே பார்த்தா அந்த ரூம் தெரியும் ஒரு லேடி வந்து உங்களை வந்து உங்களை பார்த்துட்டு உள்ள போன எப்படி இருக்கும் ஒரு லேடி அப்படி பார்த்துட்டு அப்படி உள்ள போறாங்க ஸோ எனக்கு அந்த ஒரு தெய்வ ஒரு ப்ரேயர்ஸ் அந்த இது இருக்க வாசி எனக்கு தெரிஞ்சு அந்த ஃப்ரெண்ட் சொன்னேன் சம்திங்ஸ் ராங் ஸோ இவனை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் இவனை கூட்டிட்டு போற மெதுவா ஆமாட்டிங்க கீதா நான் போய் கதுவை திறக்கிறேன் அந்த ரூம்மேட் சொன்னேன் அந்த ரூம்மேட்ல உள்ள ஒருத்தன் அவன் ஒண்டி ஒரு லேடி மாதிரி ஒரு லேடி கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பான் கை வச்சுக்கிட்டு அப்படி உட்காந்துருக்காங்க இனிமேலே கிளியும் பார்த்தாங்க எனக்கு தெரிஞ்சு ராங் ஆமா ஃப்ரெண்டு ஆனா ஒரு லேடி மாதிரி உட்காந்துருக்காரு கை மேல கால் மேல கால் போட்டு கையை ஒரு லேடி மாதிரி வச்சுட்டு உட்காந்துருக்காரு அப்ப நான் கிட்ட போனானே ஒரு மாதிரி ஒரு பாசியில ஒரு என்ன மொழின்னு தெரியல பாசி நீ வெளியே போன்னு கை கை எட்டு வெளியே போன்னு கை ஷோ பண்றாரு என்ன வெளியே போன்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்ண அழகா கதுவை சாத்திட்டு இந்த ரூம்மேட்டு கொட்டிட்டு அந்த மத்த இடத்துல வந்தேன்னு சொன்னேன் அவனை கூட்டிட்டு நான் வெளியிட்டேன் எனக்கு என்ன பயம்னா இவனுங்க போனவங்க ஆளை காணும் என்னாச்சு இவனுங்களை பண்ணிருச்சா அப்படி சொல்லி என்ன பண்ணா ஃபோன் அடிக்கிற ஃபோன் அடிக்கிற ஃபோனை காணும் அப்ப எனக்கு சீனியர்ஸ் கால் பண்ற சீனியர்ஸும் இல்ல அந்த மித்தம் நல்ல சீனியர்ஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க அப்ப யாரு என்ன பண்றது என்ன பண்ண தெரியாம அப்ப இவனை கூட்டிட்டு என்ன பண்ண நேரம் என்னோட சாமி ரூமுக்கு போயிட்டு மாட்டேங்கிட்டா ஒரு கையில குங்கும் ஒரு கையில சப்பாத்தி நான் போறேன் எடுத்துட்டு என்னதான் நடக்குது பாக்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணிக்க முடியும் ஸோ எனக்கு தெரிஞ்சது அதுதான் என் அம்மா சொல்லுங்க சப்பாத்தி கண்டா பயப்படும் ஒரு சாமியோட எடுத்துன்னு கண்டா பயப்படும் சொல்லிட்டு ஒரு கையில குங்கும் ஒரு கையில செப்பல் எடுத்து நான் போய்கிட்டு இருக்கும்போது அந்த ரெண்டு பேரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க அது காணப்போன்னு சொன்னேன் தலை தெறிக்க ஒடியாராங்க இந்த மாதிரி வந்து இந்த ஃப்ரெண்டுக்கு வந்து பூந்துருச்சு என்னமோ பூந்துருச்சு நான் கேட்டேன் எப்படி பூந்துச்சுன்னு இல்ல காலையில வந்து இவனுங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்க குக் பண்ணிருக்காங்க அதாவது நான்வெஜ் குக் பண்ணிருக்காங்க அப்ப அந்த ஸ்மெல்லுக்கு அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல அந்த ஸ்மெல்க்கு வேணா வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எனக்கு பயம்னா இவனை மொதல் விரட்டணும் இந்த பேய் பூந்தது வந்து நம்மளுக்கு எந்த வழியும் தெரியல நம்மளுக்கு இருந்தாலும் நம்ம வந்து அதை ஓவர் கம் பண்ணி ஆகணும் நம்ம அதை விரட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல எது நடந்தாலும் சரி நீங்க எல்லாம் பின்னால வாங்க நம்ம போய் அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கிட்டா அந்த செப்பலும் அந்த குங்கத்தையும் எடுத்து நான் போய்கிட்டே இருக்கேன் அவனே என்ன நேர்த்து வந்துகிட்டு இருக்கான் ஒரு நிமிஷம் அப்படி லைன்ல இருங்க பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம் பார்த்துருக்கீங்களா அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கலாம் வாட்ஸ்அப் பண்ணுங்க பூஜ்ஜியம் ஒன்று ஆறு நான்கு ஒன்பது ஒன்று மூன்று மூன்று மூன்று மூன்று உங்கள் பெயர் அதுக்கப்புறம் ஹேஷ்டேக் எம்டி அப்படின்னு டைப் பண்ணிருங்க மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லையும் இருக்குங்க எஸ் ஒய் ஓகே லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேச மாதத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம் ராகவில் இது மர்ம தேசம் சொல்லுங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு செப்பலும் அந்த குங்குத்தி எடுத்து நான் போய்கிட்டே இருக்கேன் அவனே என்ன நேர்த்து வந்துகிட்டு இருக்கான் நேருக்கு நேர் நேர் நேர் வந்து நின்றுட்டு கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டான் அந்த குங்கத்தை மூஞ்சில போட்டுட்டு அவன் மூஞ்சில போட்டு சப்பல் எடுத்து ரெண்டு அடி அடிச்சன அவன் தெளிவாயிட்டு என்னோட நீ சப்பாத்தில அடிக்கிறீங்க எனக்கு என்ன ஆச்சு எனக்கு என்ன ஆச்சு அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டான் நான் சொன்னேன் உனக்கு நீ எங்க ரூமுக்கு வா அப்படி சொல்லிட்டு நேரா கூட்டிட்டு போயிட்டு வாஷ் உட்கார வச்சு தலையாட மஞ்சள் தண்ணி ஊத்தி அவனை ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு உட்கார வச்சான் ஓகே அவன்கிட்ட ஒண்ணு கேட்க வேணாம் அவனை உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்துருந்தோம் கொஞ்ச நேரம் உட்காந்து முடிஞ்சு படுத்துட்டான் ஒரு ஒரு டென் பிப்டி மினிட்ஸ் படுத்துருப்பான் நினைக்கிறேன் படுத்து முடிஞ்சு எழுந்திருச்சா கேட்டா அவங்ககிட்ட என்ன அப்படின்னு கேட்டோம் அவன் சொன்னா இல்ல எனக்கு ஒண்ணுமே ஆகல இல்ல நீ நல்லா யோசிச்சு பாரு உனக்கு சம்திங் ராங் அப்படின்னா இல்லடா நீ அப்பூர்வம் எடுக்க சொல்லும்போது நான் போனேன் தானே போகும்போது போர் எடுக்கிறவங்களுக்கு என்னோட ஃப்ரெண்ட் அந்த ரூம்மேட் சொன்னேன் அவர் வந்து கொஞ்சம் மந்திரலாம் அவருக்கு தெரியும் அவருக்கு மஞ்சள் தெரியும் ரெண்டு பேர் போனோம் சொன்ன மந்திரலாம் தெரியும் அப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு எப்பயும் ரூம் சாத்தும் போது மஞ்சள்லாம் தெளிச்சு சாமி கூட நடிக்கிறேன் இவர் மந்திரம் படிக்க முடிக்க படிக்க படிக்க அதுக்கு வந்து ஆவேசி இவருக்கு ராசோ பண்ணிருக்கு உள்ள பூந்துருச்சு அவருக்கு ஓகேங்களா ஆனா அதுக்கு முன்னுக்கு அவர் ஃபீல் பண்ணிருக்கு ஒரு ஒரு காலப்பல் ஃபீல் பண்ணிருக்கு ஒரு பிளாக்கான ஒரு உருவம் ஒரு உருவம் வந்து அவர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு அவரே உருவத்துல பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு ஆனா அவர் வந்து பெருசா அது எடுத்துக்கல ஸோ இது கிளம்புற டைம்ல அந்த நான்வெஜ்ஜுக்கும் அதுக்கும் என்ன நடச்சுன்னா ஸோ அது வந்து கரெக்டா இவர் வந்து யூஸ்டரைஸ் பண்ணிக்கிட்டு ஸோ இவர் மேலே பூந்துருச்சு ஸோ வந்த பிறகு அப்ப கேட்ட பிறகு ஒரு ஒரு ஒரு குடும்பமான உருவம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாம் பயந்து போயிட்டோம் உண்மையிலே என்ன பண்றது உண்மையிலே அவருக்கு என்னாச்சும் ஆயிருந்தா அதுக்கு நம்ம தான் பொறுப்பாக இருப்போம் யாருமே இல்லை அப்ப நம்ம என்ன பண்ணோம் ஸோ இதெல்லாம் செட்டில்னு சொல்லிட்டு காலையில என்ன பண்ணோம் அவங்க அம்மா அப்பா கால் பண்ணோம் அம்மா அப்பா கால் பண்ணி இவரை மறுபடியும் அங்க விட்டுட்டு அப்ப சாமி பார்த்துருக்காங்க அங்க போயிட்டாங்க சொல்லிருக்காங்க ஒரு பொம்பளை உருவம் அந்த இடத்த அந்த காத்து வெளியே சுத்திக்கிற டைம்ல இவங்க வந்து அசைவத்தில் அந்த அசைவத்தோட ஸ்மெல்லுக்காக வந்து அது வந்திருக்கு இவங்க மந்திர படிக்க மந்திர படிக்க அவர் வந்து அட்டாக் இது ஸோ அவர் ஒன்றும் பண்ணல ஸோ இதுக்கப்புறம் பத்திரமா பார்த்துங்க ஒரு கனி கொடுத்து பத்திரமா வச்சுக்க சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் இருக்குங்க கேம்பஸ்ல எத்தனோ பேர் தலை இல்லாத போயிருக்கு இந்த மாதிரி பஸ்ல ஆள் இல்லாம எத்தனை பேர் இருக்காம நிறைய இன்சிடென்ட் இது வந்து அக்ரிமெண்ட் பேஸ்ல நடந்த ஒரு விஷயம்னு சொன்னாங்க நாங்க படிக்கிறது வந்து தாய்லாந்து பார்டர் கிட்ட ஒரு விஷயம்னால ஸோ ஒரு கேம்பஸ் பேஸ்ல ஒரு பார்டர் பேஸ்ல வந்து இவங்களுக்குள்ள ஒரு ஒரு ஜஞ்சியான் இருக்கு சொல்லி நடந்த விஷயம் தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இது ஒரு மறக்க முறை புரியல அது என்ன அது தலை இல்லாம யார் என்னது தலை இல்லாம பஸ் டிரைவருங்க எத்தனையோ தடவை பஸ் டிரைவர் பார்க்கும்போது தலை முருடன் அப்படியே நடந்து போயிட்டு இருக்குமா யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு யூனிஃபார்ம் போட்டு அப்படியே நடந்துட்டு போய்கிட்டு இருக்குமா ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் பார்க்கல ஆனால் எங்கள் சீனியர்ஸ்லாம் இந்த மாதிரி நடந்துக்காது இதெல்லாம் இந்த கேம்பஸில் நடந்திருக்கு ஸோ பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் ஒரு சமயத்தில் நடந்து ஒரு மூணு மணிக்கு நாலு மணிக்கு நடந்து போகும்போது கிட்டார் வாசிக்கிற சத்தம் அந்த பியானோ வாசிக்கிற சத்தம் அந்த மாதிரி அந்த எல்லாம் அந்த சத்தம் அப்படியே கேட்டுகிட்டே இருக்கும் எங்களுக்கு ஸோ எதையும் போதை பண்ண மாட்டோம் நம்மளுக்கு எதையும் நம்ம ஓகே பரவாயில்ல எது ஒரு நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பேசாமல் போயிடுவோம் ஒன்றும் இருக்காது ஆனால் வந்து நம்ம கரெக்டாக அதை கேட்டோமா சம்திங்ஸ் ராங் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் நான் படுத்திருக்கும் போது கூட சொல்லுவாங்க படுத்திருக்கும் போது கூட நம்ம ரொம்ப டயர்டா இருந்தாலும் சரி நம்ம ரொம்ப அழுதுட்டு சரி நம்மள வந்து அட்டாக் பண்ணதுக்கு ரொம்ப சுலபமா இருக்குன்னு ஸோ இதெல்லாம் நாட்டுக்காரன் சொல்லி நான் கேட்டிருக்கேன் கேம்பஸ் தேர்ட் செம்மர் மாதிரி என் ரூம் மாத்திட்டாச்சு என்னோட ரூம்மேட் வந்து அவர் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்தனால அவர் வந்து இங்க தங்கல அப்ப நான் எறும்புல தான் தங்குவேன் நான் படுத்திருக்கும் போது ரொம்ப டயர்டா இருக்க டைம் எனக்கு ஃபீல் பண்ண சம்திங் சொல்லிட்டு என்னோட அலமாரி மேல ஒரு பிளாக் உருவம் அப்படியே அப்படியே கூனி குறுகி உட்காந்துருக்குமே அந்த மாதிரி உட்காந்து என்னை பார்க்கும் எனக்கு என்ன சொல்றதுன்னா அது நான் பயப்பட மாட்டேன் பயந்தா நம்மளுக்கு இதா அட்டாக் பண்ண எனக்கு தெரியும் பயப்பட மாட்டேன் அப்படியே கூனி குறுகி அப்படியே வெளியேறும் நான் படுத்து வந்து நான் போர்வு தலையாட போத்திருந்தேன்னா என்னோட பக்கத்துல நின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க ஒரு மாதிரி ஆடி பக்குன்னு உங்களுக்கு பயம் வராது கண்டிப்பா பயம் இருக்கு நான் என்ன பண்ணுனா அப்படியே தெரியாத மாதிரி அப்படியே திரும்பி இப்படி காரி துப்பிட்டு இப்படி படுத்துருவேன் இதான் எங்க அம்மா எனக்கு கூட டெக்னிக் சொல்லுவாங்க ஏன்னா வெளிப்பட்டாலும் சரி உள்ள வரணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ அதை பார்த்துட்டு நான் தெரியாத மாதிரி திரும்பிடுவேன் நான் அலறி அடிச்சு அது பெரிய விஷயமானு எனக்கு தெரியும் அதனால பார்த்துட்டு தெரியாத மாதிரி திரும்ப அப்போ மக்க எல்லாம் சாமி கும்பிட்டு அந்த மாதிரி நடத்துவேன் நிறைய இன்சிடென்ட் கிட்ட அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன் நான் அம்மா நிறைய சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் இன்ன வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க நீ நீ நினைச்சா ஒரு ஒரு ஆச்சரியமா இருக்கு எந்த தைரியத்தை நீ ஒரு செப்பலும் ஒரு குங்குத்தி நீ எடுத்துட்டு போயிட்டு அந்த பெய்ய விரட்டுறதுக்கு நீ போயிருக்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ தகுதியும் தான் நம்மளுக்குள்ள ஒரு தகுதி தான் பயந்தமா அதை அட்டாக் பண்ண நம்மளுக்கு தெரியும் ஸோ எதுவாக தான் சமாளிக்கலாம் சொல்லிட்டு தான் அந்த ஒரு முடிவு எடுத்து நம்ம போனோம் அவ்வளோதான் மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க பூஜ்ஜியம் மூன்று ஆறு நான்கு ஒன்பது ஒன்று மூன்று மூன்று மூன்று மூன்று உங்க பெயர் அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் எம் டி அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க எஸ் ஒய் ஓகே லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம்